இந்த டுடோரியலில் நாம் ஜியோஜெப்ரா வை பயன்படுத்தி கற்பது ரேடியன்ஸ் மற்றும் செக்டர்ஸ் இதன் நோக்கம் ஜியோஜெப்ரா இன்புட் பார் ஐ அறிமுகப்படுத்துதல் மற்றும் அதில் கமாண்ட் களை இடுதல் இதற்கு ஆரகங்களை குறித்த ஒரு பாடத்தை பார்க்கலாம் துவக்க பயனாளர்கள் இன்ட்ரோடக்ஷன் டு ஜியோஜெப்ரா ஆங்கில்ஸ் மற்றும் டிரையாங்கில்ஸ் பேசிக் டியூட்டோரியல் களை காணவும் நாம் பயன்படுத்துவது Ubuntu வெர்ஷன் 1004 மற்றும் GeoGebra வெர்ஷன் 3.2.40 ஆரகம் என்றால் என்ன அதை வரைவது எப்படி ஒரு வில்லின் நீளம் மற்றும் அது தாங்கும் கோணம் இவற்றின் தொடர்பை காணலாம் ஒரு வட்டத்துண்டின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் பின்வரும் டூல் பயன்படுத்துவோம் circle with centre and radius circular arc with centre between two points segment between two points drawing command களை பயன்படுத்த இன்னொரு வழி கமாண்ட் களை இன்புட் பார் ல் டைப் செய்வது இந்த ஜியோஜெப்ரா விண்டோ ல் circle with centre and radius கருவியால் ஆரம் 5 யுனிட்ஸ் உள்ள ஒரு வட்டத்தை வரைவோம் circle with centre and radius மீது சொடுக்கவும் மையத்தை ஆரிஜின் ஆகவும் ஆரம் 5 யுனிட்ஸ் எனவும் தேர்கிறோம் இப்போது இரு புள்ளிகள் ப் மற்றும் சி ஐ வட்டத்தில் குறிப்போம் இப்போது இந்த இரு புள்ளிகள் இடையே ஒரு வில்லை வரைவோம் இதற்கு circular arc with centre between two points கருவி மீது சொடுக்கவும் மையத்தில் ஆ மீதும் ப் சி மீதும் சொடுக்குகிறேன் இது வில்லை பூர்த்தி செய்கிறது வில்லின் நீளம் D 5.83 யூனிட்ஸ் என்பதை காண்க இப்போது இந்த வில்லை நீக்கிவிட்டு வேறு வழியில் கட்டுமானம் செய்வோம் ஒரு கட்டளையை இன்புட் பார் ல் இடுவதன் மூலம் இந்த செவ்வக பெட்டிதான் இன்புட் பார் இதை அடுத்து மூன்று drop டவுன் பாக்ஸ் கள் உள்ளன இங்கு சில பங்ஷன் களை நுழைக்கலாம் சில parameterகளை டிஃபைன் செய்யலாம் மற்றும் ஜியோஜெப்ரா விண்டோ வில் வரைபடங்களை பூர்த்தி செய்ய இதுவே கமாண்ட் கே இப்போது ஏஆர்சி என டைப் செய்ய துவங்குகிறேன் கமாண்ட் தானாக பூர்த்தி செய்யப்பட்டது இந்த கமாண்ட் ஐ இந்த drop டவுன் பாக்ஸ் இருந்தும் தேர்வு செய்யலாம் ஏஆர்சி மீது சொடுக்க இந்த கமாண்ட் இங்கே ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் தோன்றுகிறது ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மத்தியில் சொடுக்கி enter செய்தால் command க்கான syntax இங்கே தெரியும் வில்லுக்கு இப்போது பயன்படுத்தும் syntax வட்டம் மற்றும் இரண்டு புள்ளிகளை அறுதியிட எந்த வட்டம் மற்றும் புள்ளிகளின் இடையில் வில் தேவையோ அவற்றின் பெயரை டிஃபைன் செய்ய வேண்டும் அல்ஜெப்ரா வியூ வில் வட்டம் லவர் கேஸ் c ஆல் குறிக்கப்படுவதை காணலாம் வில் வரைய வேண்டிய புள்ளிகள் ப் சி இரண்டும் அப்பர் கேஸ் இல் உள்ளன ஆகவே கமாண்ட் ஐ இங்கே டைப் செய்யலாம் arcc c enter செய்யலாம் ஜியோஜெப்ரா கேஸ் சென்சிட்டிவ் ஆகும் இப்போது சேர்த்த வில்லின் நிறம் மற்றும் தடிமனை ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இல் மாற்றலாம் கலர் சென்று இதை ரெட் எனலாம் ஸ்டைல் தடிமனை அதிகமாக்கலாம் வில் இப்போது தடிமனாகவும் சிவப்பாகவும் இருக்கிறது இப்போது இரண்டு கோட்டு வட்டப்பகுதிகள் அப் மற்றும் ஏசி ஐ வரையலாம் இதையும் இரண்டு வழிகளில் செய்யலாம் segments between two points tool மீது சொடுக்கலாம் ஆ மற்றும் ப் மீதும் சொடுக்கவும் இது வட்டப்பகுதி அப் ஐ பூர்த்தி செய்கிறது ஒரு கமாண்ட் ஐ வட்டப்பகுதிக்கு இன்புட் பார் இலிருந்தும் கொடுக்கலாம் செக்மென்ட் AC என உள்ளிட வட்டப்பகுதி ஏசி பூர்த்தியாகிறது வில் பிசி வட்டப்பகுதிகள் அப் மற்றும் ஏசி மற்றும் வட்டக்கோணப் பகுதி பாக் ஆகியவற்றை வரைந்துவிட்டோம் வில் பிசி ஆ தாங்கும் கோணத்தை டிஃபைன் செய்வோம் இதை α கோணம் எனலாம் இதை இந்த drop டவுன் பாக்ஸ் இலிருந்து தேர்வோம் கோணத்துக்கு கட்டளை ஆங்கில் சி கோணத்துக்கு பெயரிடும் கணித செந்தர மரபை ஒட்டி கோணத்தில் ஜியோஜிப்ராவில் வில் டிஃபைன் செய்வோம் ஆல்பா மையத்தில் தாங்கும் கோணத்தின் மதிப்பு இங்கே எட்டு பாகைகள் இப்போது ஒரு ஆரகம் என்பது வில்லின் நீளம் வட்டத்தின் ஆரத்துக்கு சமமாகும் போது மையத்தில் அந்த வில் தாங்கும் கோணம் ஆகும் நாம் கோண அலகை ஆரத்தில் சொல்ல நினைத்தால் இங்கே ஆப்ஷன்ஸ் க்கு போய் மாற்றவும் இப்போது α வின் மதிப்பு 117 ராட் இப்போது வில்லின் நீளத்தை மாற்றி 1 ராட் க்கு அருகில் கொண்டு வந்தால் வில்லின் நீளம் d 5 யுனிட்ஸ் மற்றும் மையத்தின் தாங்கும் கோணம் α மதிப்பு 1 ராட் நாம் 1 ராட் என்ன என அறுதியிட்டோம் இது வில்லின் நீளம் வட்டத்தின் ஆரத்துக்கு சமமாகும் போது மையத்தின் அந்த வில் தாங்கும் கோணம் என்றும் கண்டோம் ஒரு ரேடியனின் இன் மதிப்பு பாகைகளில் என்ன நான் கொஞ்சம் விலகிப் பார்க்கிறேன் இப்போது இந்த வில்லின் நீளத்தை அரை வட்டமாக மாற்றலாம் வட்டத்தின் ஆரம் a எனும் போது வில்லின் நீளம் a ஆக இருக்கட்டும் இதற்கு முன் ஒரு ரேடியனின் மதிப்பை பாகைகளில் காண கோணத்தின் அலகை டிக்ரீஸ் என மாற்றுகிறேன் வில்லின் நீளம் a ஆக இருந்தால் அதாவது அரை வட்டம் இருந்தால் α வின் மதிப்பு 18021 டிக்ரீஸ் மற்றும் இந்த வட்டத்தை முழுமையாக்கினால் α கோணம் ஏறத்தாழ 360 டிக்ரீஸ் இந்த இரண்டில் இருந்து நாம் கணக்கிடுவது ரேடியன் என்பது 5732 டிக்ரீஸ் இப்போது வில்லின் நீளம் ஆரம் மற்றும் தாங்கும் கோணம் ஆகியவற்றின் தொடர்பு புரிந்திருக்கும் அதற்கு இன்னொரு கோண மதிப்பு θ ஆரகத்தில் சொல்வோம் இது α57.32 θ மதிப்பு உண்மையில் கோணத்தின் ஆரகத்தில் கோணத்தின் மதிப்பு இருந்தாலும் ஒரு ஒழுங்கு செய்யும் பிரச்சினையால் இங்கே அது டிக்ரி சிம்போல் உடன் உள்ளது நாம் θ இப்படியே பயன்படுத்துவோம் கோண அலகை ரேடியன்ஸ் என மாற்ற வேண்டாம் ஏனெனில் வில் நீளம் மற்றும் தாங்கும் கோணம் கொண்டு ஒரு சூத்திரத்தை சொல்ல நினைக்கிறோம் ஒரு ஒழுங்கு செய்யும் பிரச்சினையால் அதை இப்படித்தான் சொல்ல வேண்டும் இப்போது ஜியோஜெப்ரா விண்டோ வில் உரையை உள்ளிடுவோம் வில் நீளம் தாங்கும் கோணத்துக்கு தொடர்பை காட்டும் சூத்திரத்தை உள்ளிடலாம் உரையை உள்ளிட தெரியவில்லையானால் angles and triangles basics tutorial ஐ காண்க இப்போது வில்லின் நீளத்தை நான் மாற்றும்போது θ வின் மதிப்பு மாறுவதை காணுங்கள் மேலும் வில்லின் நீளம் மற்றும் தாங்கும் கோணத்தின் இடையே உள்ள தொடர்பு d r θ ஆக இருக்கிறது இங்கே ட் வில்லின் நீளம் ர் வட்டத்தின் ஆரம் மற்றும் θ ரேடியன் ல் மையத்தில் தாங்கும் கோணம் இப்போது கற்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு அசைன்மென்ட் ஐ பார்க்கலாம் கற்றதை வைத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ என்பதை நிரூபிக்கவும் இங்கே ஆ ஆரம் θ ரேடியன் ல் மையத்தில் தாங்கும் கோணம் மற்றும் சூத்திரம் பரப்பளவு θ சிறு உதவிக்குறிப்பு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஒப்பிடுக அசைன்மென்ட் வரையப்பட்ட பின் இப்படி இருக்கும் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஒப்பிட்டு கணக்கிடுகிறோம் spoken tutorial project talk to a teacher project இன் அங்கமாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் தகவல்கள் இங்குள்ளன தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி